வணக்கம் சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் உங்களோட பயந்து கொள்றதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்போ குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படும் தொற்றுகள் ஏற்படும் அதே நேரத்தில் புது புதிதாக வந்திருக்கின்ற பல்வேறு வைரஸ் தொற்றுகள் கூட அவங்கள பாதிக்கப்படலாம் எனவே இந்த குழந்தைகளை நாங்கள் எவ்வாறு பராமரித்துக் கொள்ள வேணும் அவர்களை எவ்வாறு நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு தொற்று ஏற்படுகின்ற வேளையில் பெற்றோர்கள் எந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேணும் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றார் தாய்சை மற்றும் தொற்று நோய் பிரிவின் மேல் மாகாண சுகாதார சேவை பணியகத்தின் வைத்திய அதிகாரி டாக்டர் சானாஸ் தஸ்லிமா அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சார் டாக்டர் இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த வாரம் கூட நாங்கள் காய்ச்சிருந்தோம் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டாக இருக்கிறது இந்த ரேஷஸ் ஃபீவர் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குதான் டாக்டர் நாங்கள் அதோட நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம் ஆம் ரேஷஸ்ன்றது வந்து எங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைகள் பிறந்த நாள்லேருந்தே வித்தியாசமான காரணங்களுக்காக வரையிலும் அதில் என்ன நாங்கள் ஒரு டாக்டர்ஸை மட்டும் இல்லை பொது பொதுவாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா ரேஷஸும் வந்து சீரியஸ் இல்லை இப்போ நாங்கள் பிறந்த குழந்தை எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அந்த குழந்தையில சில நேரம் வெள்ளை கலரில் அது வந்து ஒரு பேச்சஸ் பேச்சஸாக இருக்கும் அப்படி இல்லை நாங்கள் கண்டிருப்போம் ஒரு நாவ கலரில் ரேஷஸாக இருக்கும் சிவப்பு கலரில் இருக்கும் அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து நாங்கள் அவசரமாக ஒரு வைத்தியரோட உபதேசத்தை வந்து உப உபதேசத்தோடு எடுக்கணும்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு ரேஷ் எடுத்தால் அது வந்து தொற்று நோயாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து அது பிறவிலே வந்த ஒரு விஷயம் கன்ஜென்டல் கண்டிஷன்டாக இருக்கலாம் அது தவிர ஏனைய கண்டிஷன்ஸாக இருக்கலாம் இப்போ இதே நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் சில விஷயங்களுக்கு மீலியான்னு சொல்கிறது அது வந்து சின்ன பருப்பரு மாதிரி வந்திருக்கும் சின்ன பிள்ளையோட பிறந்த குழந்தைகளோட முகத்தில் வந்திருக்கலாம் ஷோல்டர்ஸ் கழுத்துகளை வந்திருக்கு அப்போ அது வந்து ஒரு டூ த்ரீ டேஸில் குறைஞ்சி குறைஞ்சி போய் சில நேரம் ஒன் மந்த் ஆக்குள்ளே குறைஞ்சிடும் இன்னொரு கண்டிஷன் இருக்குது வந்து அந்த பேச்சஸ் அப்பியரன்ஸ் இருக்கும் இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் சில குழந்தைகளை ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆயினாலும் அந்த எல்லாம் நாவ கலரில் இருக்கும் அது சிலாக்கள் சொல்லுவாங்க டாக்டர் அது பேர்த் மார்க் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பேர்த் மார்க்குன்றது வந்து வேறு ஏன்னா அது வந்து டிமார்கேஷன்ஸை பொறுத்து இருக்குது அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அந்த கலர் குறைஞ்சி குறைஞ்சி போய் அப்படியே இல்லா போயிடும் அதே நேரம் சில ரேஷஸ் இருக்குது வந்து அது ரேஷ்னு சொல்லலாம் அந்த பேச்சஸ் மாதிரி இருக்கும் ஒயிட் கலர் பேச்சஸ் அது சில காலங்களை வந்து அது சிவப்பு கலரில் இருக்கும் ஆனால் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அந்த குழந்தை கொஞ்ச நாள் ரெண்டு மூணு மாதமாக போகுது அது குறைஞ்சு கொண்டு போயிடும் ஆனால் என்ன சொன்னால் அந்த பேரண்ட்ஸ் வந்து கவனமாக இருக்கணும் அந்த ரேஷஸ் குறையல்ல அப்படி இல்லை இன்னும் இருந்ததை விட கூடுது அப்படி இல்லை அந்த கண்டிஷனோடைய ஒரு காய்ச்சல் அதை மாதிரியான கண்டிஷன் வந்தால் கட்டாயம் அவங்க வந்து வைத்தியரை நாடணும் ஏன்னா சில நேரம் அவங்க நினைக்கலாம் இது வந்து ஒரு ஒரு காலத்தோட குறையிற விஷயம் அப்படி இல்லாட்டி எதுவும் கை மருந்துகள் செஞ்சால் குறையலாம்னு நினைச்சதுக்கு ஆனால் கட்டாயம் வைத்தியரை நாடி அதுக்கு அதுக்கான சரியான உபதேசத்தை எடுக்கலாட்டி சின்ன குழந்தைகளுக்கு இதுகள் வந்து பாரதூரமான அனுகூலங்களை கொடுக்க கொடுக்கலாம் இப்போ இந்த ரேஷஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் புரிந்து கொள்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு அறியாமை இருக்குல்ல ஒரு பிரச்சனை இருக்கு அவங்க நிறைய பேர் என்ன சொன்னீங்க சொன்ன மாதிரி அந்த வருத்தமெல்லாம் முத்தினதுக்கு பிறகு தான் அவங்க வைத்திர நாடும் அதுக்குள்ள குழந்தைகளுக்கான பாதிப்பு ஏற்பட்டுவிடும் இப்போ இது தொடர்பாக வந்து பெற்றோர்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா எப்படியான விஷயத்துல அவங்க ஆரம்பத்தில் இதை கண்டறியக்கூடியதாக இருக்கும் முதல்ல வந்து இந்த நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எதுவுமே காய்ச்சலோடு வராது ஒரு குழந்தைக்கு காய்ச்சல்ன்ற விஷயம் மற்றது பெற்றோர் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் ஒரு பிறந்த குழந்தை குழந்தைக்கு இந்த கையால் தொட்டோ இல்லை அவங்க தலையில் இப்படி தொட்டு பார்த்து எங்களுக்கு காய்ச்சலை சொல்லலாது ஏன்னா அந்த குழந்தையோட காய்ச்சல் கண்டிஷன் அறிஞ்சு கொள்கிற ஒரே வழி என்னன்னு சொன்னால் ஒரு வந்து தேர்மோமீட்டர் எடுத்து பார்க்கணும் இப்போ எங்களோட எந்த ஒரு இந்த எங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய அம்மாமார் படித்தவங்க அவங்களுக்கு ஒரு தெர்மோமீட்டரை பார்த்து ஒரு பிள்ளையோட காய்ச்சல் கணிக்க இல்லாத அளவுக்கு அறியாமல் உள்ளவங்க இல்லை ஸ்ரீலங்காவில் அந்த விஷயத்தில் நான் உண்மையிலே சந்தோஷப்படும் அப்படி இருக்கும்போது அவங்க அந்த தெர்மோமீட்டர் எடுத்து அந்த பிள்ளைய வச்சு பார்த்து அந்த ஃபீவர்ன்றது எங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதுக்கு மேலேன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க ஒரு வைத்தியரை நாடணும் அதே நேரம் அந்த புள்ள ஒரே அழுது கொண்டிருந்தேன்டா இது நான் சொல்றதெல்லாம் வந்து பிறந்த குழந்தை அப்போ அந்த புள்ள ஒரே அழுது கொண்டிருந்தேன்னு சொன்னால் அப்போ அந்த விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கவனிப்பா கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அந்த குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டிருந்துச்சுன்னு சொன்னேன் அப்படி இல்லை பாபா பால் குடிக்கிறது இல்லை யூரின் போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது கட்டாயம் வைத்தியரை அணுகணும் அந்த ரேஷஸ் ஸ்பெஷலாக வந்து அந்த இப்போ நான் சொன்ன கண்டிஷன்ஸுக்கு தவிர அந்த ஸ்கின்ல வந்து அடுத்த சேஞ்சஸ் அதாவது தோல் உறிஞ்சு கொண்டு போகிற மாதிரி நிறைய உறிஞ்சி கொண்டு நான் ரேஷஸ் கவனிக்காம விட்டால் அடுத்த ஸ்டேஜ் தோல் உரிகிற மாதிரி ஆரம்பிக்க மாட்டோம் இல்லை அப்படின்ட்டு இல்லை அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துன்னு சொன்னால் வைத்தியர் அனுபவம் ஃபீவர் பால் குடிக்கிறது இல்லை அப்படி இல்லாட்டி அந்த யூரின் அவுட்புட்டோ இல்லாட்டி அடுத்த செயற்பாடோ ஒழுங்காக இல்லைன்னு நினச்சா தூங்காதுங்கன்னா கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் ஹாஸ்பிட்டல் வைத்தியர் வந்து சார் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர் அந்த க ஸ்கின்ல வந்து அந்த தோல் உரிய மாதிரி பிரச்சனை இருக்குது இப்படியான இருக்கும்போது இப்போ நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு ஏரியாஸுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கும் இல்லையா இப்போ ஒரு வெயிலாக இருக்கும் அதே நேரத்தில் அவங்களோட தண்ணி வந்து கால்சியம் குறைவாக இருக்கும் அப்படியானவங்களுக்கும் தொடர்ச்சி அப்படியான பிரச்சனை ஏற்படுதான் டாக்டர் இப்போ என்ன நாங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னா பிறந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இப்போ நாங்கள் சொல்லுவோம் பெரியவங்கட மாதிரி உரிய கண்டிஷன்ஸ் வர்றது வந்து அவங்களோட புதிய ஸ்கின்ஸ் ஜெனரேட் ஆகும்போது அது எந்த வெதர்லேயும் வரையலும் இப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த புள்ள தோல் உரியறதோடு அந்த சிவப்பு கலரில் இல்லை அந்த இடத்துல வந்து வேறு காயங்கள் மாதிரி இருந்தால் தான் டாக்டர்ஸை நாடணும் அப்படி இல்லாட்டி அது குளிப்பாடும் போது அப்படி இல்லாட்டி அந்த காலத்தோடு அது சரியாகிடும் நீங்கள் சொன்னீங்க டாக்டர் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னால நாலு வகையான கண்டிஷன் இருக்குது இல்லையா டாக்டர் இப்போ அதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக கதை இப்போ நான் சிறு குழந்தைகளை பற்றி மட்டும் இல்லை பொதுவாகவே குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சலோட ரேஷ் வருது இந்த ரேஷ் என்று சொல்கிறது வந்து சின்ன கட் பிபிலின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன சைஸ்ல வரும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸோட வாரது எடுத்துன்னு சொன்னா சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி கொப்பளங்கள் மாதிரி இப்போ நிறைய ஆக்களுக்கு தெரியும் அந்த கொப்பளங்கள் வந்து சின்ன சைஸ்ல இருக்க கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணும் அப்போ இந்த ஃபீவரோடு வரும்போது சில கண்டிஷன்ஸை நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ அம்மாக்களாக இருக்கட்டும் இல்லாட்டி பேரண்ட்ஸ் யாருனாலும் அந்த பிள்ளைங்கள்ட்ட கண்டிஷன்ஸை ஒழுங்காக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா கொமனான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் கொமனான விஷயங்கள் முதல்ல வந்து அம்மை நோயை பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னால் அம்மை நோய் சிக்கன் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸில் வந்து எங்களுக்கு தெரியும் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச டிசீஸ் புதிய டிசீஸ் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த சிக்கன் பாக்ஸ் வந்து ஒரு ஒரு மனுஷருக்கு உடம்புல வந்து அது ஒரு சீரியஸான கண்டிஷன்ஸ் ஆகும் மேலும் அதே நேரம் ஒரு நோர்மலான சைல்டுக்கோ இல்லை பேரண்ட்ஸுக்கோ அது நார்மலாகவே கியூர் ஆகி இயலும் அப்போ அந்த அந்த இன் இன்ஃபெக்ஷன்ஸ் பீரியட் இருக்கே அதாவது ஒரு நோய் தொற்றுக்குள்ளாகி அந்த பேஷண்ட்டுக்கு சிம்டம் வாருது நோய் அறிகுறி வார பீரியடுக்கு சொல்லுவோம்னாங்க இன்குபேஷன் இன்ஃபெக்ஷன் பீரியட் அந்த இன்ஃபெக்ஷன் பீரியடில் வந்து நாங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து தொற்று நோய் இன்னொருத்தருக்கு பரவும் அப்போ பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் மிகவும் அவதானமாக இருக்கட்டும் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தைக்கு பரவேலும் இப்போ டாக்டர் இப்போ சிக்கன் பாக்ஸ் ஒரு குழந்தைங்க வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ அந்த குழந்தைங்களோட சேர்த்து நிறைய குழந்தைங்க விளையாடு கொண்டிருக்கிறான் அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கா ஓ கட்டாயமாக அதை நான் சொன்னேன் அந்த டிசீஸ் அந்த குழந்தைங்க அறிகுறி வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே இருந்து கம்ப்ளீட்டில் குணமாகங்காட்டியும் சிக்கன் பாக்ஸ் வந்து கண்டேஜியஸ் அதே நேரத்தில் அவங்க அந்த சிக்கன் பாக்ஸுக்கான தடுப்பூசியெல்லாம் ஏற்றி கொண்டிருப்பாங்க இல்லையா அப்படி எட்டு நாட்களுக்கும் வாரத்துக்கு சான்சஸ் இருக்கா இருக்கு என்னென்னு சொன்னால் இப்போதான் நான் சொன்னேன் இப்போ அந்த சிக்கன் பாக்ஸ் வந்து சரியாக குணமாகிறதுக்கு ரெண்டு கிழமையிலேருந்து அதாவது பதினாலு நாள்லேருந்து பதினாறு நாள் கிட்ட எடுக்கும் இந்த டைம் பீரியடில் பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகளை வந்து வீட்டில் வச்சிருக்கிறது தான் நல்ல இப்போ எங்கள்ட அம்மாங்களோட கன்சர்ன் ஸ்கூல் மிஸ் ஆகுது இல்லை கிளாஸஸ் மிஸ் ஆகுதுன்ட்டு அனுப்புறது ஆனால் அப்படி அனுப்பினேன்னு நாங்கள் யோசிக்கணும் அதால் எவ்வளோ இன்னும் எத்தனை பேரன்ட் சஃபர் பண்ண போகிறான் இப்போ அந்த குழந்தையோட வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கும் வரையிலும் இப்போ வந்தேன்னு சொன்னால் வயசானவங்களுக்கு சரியான காம்ப்ளிகேட்டாக ஒரு வயசுக்கு குறைஞ்சவங்க அப்படிலாட்டி வயசானவங்க ப்ரெக்னென்ட் ஆக்கள் இருந்தேன்னு சொன்னால் சொல்லுங்கள் சிக்கன் பாக்ஸ் கம்ப்ளிகேட்டாக இப்போ நீங்கள் சொன்னீங்க கேட்டிங்கன்ட்டு ஸ்ரீலங்காவில் வேக்சினை பற்றி இப்போ வேக்சின் வந்து எங்களுக்கு தெரியும் நார்மல் கவர்மெண்ட் செக்டர்ஸில் அடிக்கிற வேக்சினில் வந்து சிக்கன் பாக்ஸ் வேக்சின் இல்லை இல்லை அது நாங்கள் அடிக்கணும்னா கொஞ்சம் ப்ரைவேட் அடிக்கணும் நாங்கள் ப்ரைவேட்டில் அடிக்கணும் ரெண்டு டோஸ் அடிக்கணும் அதுக்கு தகுதியானவங்க யாருன்னு சொன்னேன்னு சொன்னால் ஒரு வயசு டு ரெண்டு வயசு ஆக்களுக்கு இடைப்பட்டவங்களுக்கு அந்த மந்த் கேப்பில் வந்து ரெண்டாவது வேக்சினையும் அடிக்கணும் இப்போ இதை அடித்தாலும் வரும் ஆனால் வந்தேன்னு சொன்னால் அந்த சிம்டம் வந்து சிவியராக வராது ஃபுல்லாக பரவி பெருசாக இருக்காது இருக்காது ஆகவும் குறும் ஆகவும் குறும் அதுக்காக குழந்தைக்கு வராதுன்னு வந்தாலும் ஒரு ரெண்டு மூணு கொப்பளங்களும் இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக காய்ச்சலில் வரும் இப்போ இன்னொரு விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அம்ம நோய் வர சிக்கன் பாக்ஸ் வந்தவங்க ஃபஸ்ட் டூ டேஸ் இல்லாட்டி ஃபஸ்ட் டூ டு த்ரீ டேஸுக்குள்ளே வேக்சின் எடுத்தேன்னு சொன்னால் அவங்களோட சிவியாரிட்டி வந்து அப்படியே குறைஞ்சிடும் இப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் சிக்கன் பாக்ஸுக்கு அந்த ஒரு வீட்டில் இப்போ வளமையா செய்கிற விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு மதம் சார்ந்த சில சில நடைமுறைகள் இருக்கும் வேப்பில வச்சிருப்பாங்க நிறைய செய்து கொண்டிருப்பாங்க அதை செய்யணும் செய்யலாம் செய்யுங்க <laughs> இப்போ இப்படி தான் ஒருத்தர் நம்பிக்கையை வந்து நாங்கள் குறை சொல்ல அது அது அவங்ககிட்ட நம்பிக்கை ஆனால் கட்டாயம் இதுக்கு மருந்து இருக்கு இப்போ நாங்கள் ஏசாய்க்குலவீரன் இருக்க ஒரு மருந்து இது ஒரு வைரஸ் நோய் தானே அந்த வைரஸ் நோய்க்கு கொடுக்குறது அப்போ அந்த மருந்தை வந்து வித்தின் ஒரு டூ த்ரீ டேஸுக்குள்ளே அந்த மருந்து எடுத்தோம்னு சொன்னால் அந்த அந்த குழந்தைக்கு சிவியரிட்டி வந்து குறை அது நிறைய கொப்பளங்கள் வராது சில பேருக்கு தொண்டைக்குள்ளெல்லாம் வரும் அப்போ சாப்பிட இயலாது ஒன்றும் செய்யலை அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு சரியான கஷ்டம் அது ஒரு வீட்டில் மூணு பிள்ளை இல்லை ரெண்டு பிள்ளை எல்லாருக்கும் வரும் சில பேரண்ட்ஸுக்கு அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்கள்ட்ட அந்த இம்யூனிட்டி இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்தேன்னு சொன்னால் அந்த ஏரியாலே நிறைய குழந்தைங்களுக்கு வரும் அப்படிங்கும்போது அந்த மருந்தை கட்டாயம் எடுக்கிறது தான் நல்ல குடிக்கிற மருந்து அப்போ இன்னொரு விஷயம் டாக்டர் இப்போ நீங்கள் நிறைய ஃபீல்ட் ஒர்க்லாம் போயிருப்பீங்க சின்ன சின்ன கிராமங்கள் அங்கெல்லாம் போயிருக்கும் போது இப்படியான சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க சில சில சமயம் முறைப்படி செய்வாங்க ஆனால் மறந்தெடுக்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அது தானாக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இதால் குழந்தைகளுக்கு எதுவும் பாதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஓ கட்டாயமாக இதால் பாதிப்பு மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி இன்னொருத்தருக்கு பரவுறதும் இருக்குது பாதிப்பு எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நார்மல் ஹெல்தி சைல்டுக்கு அவங்களோட இம்யூனிட்டியை பொறுத்து அது நார்மலாக குணமாக சான்ஸ் இருக்குது ஆனால் நாங்கள் மருந்தெடுத்தோம்னு சொன்னால் அந்த சிவியரிட்டி நல்லாவே குறையும் இப்ப நாங்க யோசிக்கப்படாது கிராமத்து பக்கத்துல இந்த மருந்து இருக்காது இந்த மருந்து இருக்கு நான்றது குறை இப்ப அந்த மருந்து இப்ப வீட்டுல ஒரு மூணு வயசு பிள்ளை இல்லாட்டி டூ இயர்ஸ் பிள்ளைங்கிற இருக்கு பெரிய ஸ்கூல் போகிறவங்க பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைக்கு தான் ஃபர்ஸ்டா வரும் யூஸ்வலா ஏன்னா அவங்க தான் ஸ்கூல்ஸ்ல சரி எங்க கிளாஸஸ்ல இருந்து கொண்டு வருவாங்க அப்ப அந்த சின்ன குழந்தைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வர முந்தையே மருந்து கொடுக்கலாம் எங்களுக்கு தெரியும் அந்த அம்மா வீட் அம்மா அல்லது சிக்கன் பாக்ஸ் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் எப்படியும் வரும் ஏன்னா அது கண்டாக்ட் அது யூஸ்வலி கண்டாக்டால் இல்லாட்டி அந்த இருக்கிற அந்த கொப்பலங்கள் இருக்க தண்ணியால் சில நேரம் அவங்க இருமும் போது அதிலிருந்து கூட வெளியாகும் அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் கட்டும் அப்போ அவங்க எல்லாருக்கும் அது ஒரு ப்ரொஃபிலாக்சிஸ் ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கலாம் அந்த ப்ரொஃபிலாக்சிஸ்னால் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மருந்து எடுக்கலாம் அப்படின்னா அந்த வார இந்த வீட்டில் இருக்கிற அடுத்தவங்களுக்கு அதால் பாதுகாப்பு இருக்குது இப்போ நோய் வராமல் தடுக்கிறதுக்கு மருந்து எடுக்கணும்னு சொன்னீங்க அவங்க சின்ன வயசுலேயே சிக்கன் பாக்ஸுக்கான வேக்சின் அடிச்சிருந்தாலும் எடுக்கலாமா மருந்து சிக்கன் பாக்ஸு இப்போ என்ன சொன்ன வீட்டில் சில நேரம் ஒரு குழந்தைக்கு அடிக்க மாட்டாங்க வேக்சின் அடிக்கிறனாலும் சில நேரம் ரெண்டு குழந்தைங்களும் அடிச்சுப்பாங்க அப்படி இல்லாட்டியும் அவங்களுக்கு இப்போ வேக்சின் அடிச்சிருந்தால் அந்த ப்ரொஃபிலாக்சிஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவங்க அதாலே பாதுகாப்பு இருக்குது அவங்களுக்கு வேக்சின் அது நிறைய பேர் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் பக்கத்து வீட்டில் யாராவது இப்படி வந்திருந்தா உடனடியாக அவங்க அந்த மருந்து நாடி அவங்களுக்கு எடுத்துக்கொள்வாங்க வேக்சின் அடிச்சிருந்தாங்க இதில் கொஞ்சம் பெற்றோர்கள் தெளிவாக இருக்கணும் டாக்டர் அதே நேரத்தில் இப்போ சிக்கன் பாக்ஸ் வந்துட்டா அதால் குழந்தைங்களுக்கு ஏதேனும் பக்க விளைவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அந்த சின்ன வயசுலேயே பக்க விளைவுன்னு சொன்னால் சிக்கன் பாக்ஸில் வந்து நாங்கள் வெரிசெல்லா ஜாஸ்டன் சொல்கிறார் வைரஸ் அப்போ அது வந்து டைப்ஸ் இருக்குது ஷிகர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து அதில் வந்து நரம்புகளை தாக்குறது அந்த நரம்புகளை தாக்குறது சின்ன பிள்ளைங்களுக்கு வர குறை இது வரது வந்து எடால்ஸுக்கு தான் யூஸ்வலாக யூஸ்வலாக அப்போ ஒரு வயசானவங்க இல்லாட்டி வீட்டில் நார்மல் எடால்ஸ் ஒன்று கூட அதில் இப்போ சின்னத்தில் வந்து சிக்கன் பாக்ஸ் வந்திருந்தாலும் இவங்களுக்கு அந்த ஷிகல்ஸ்ன்ற அப்படி வந்துச்சுன்னா அது பேரலைஸ் ஆகும் பேரலைஸ் ஆகும் பேரலைஸ் ஆகும் அப்படி ஒரு கண்டிஷன்ஸ் பேரலைஸ் மீன் பக்கவாதம் பக்கவாதம் வர சான்ஸ் இருக்குது அது வந்து எடால்ஸுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நர்வ் சம்மந்தமானது வந்து குறவு ஆனால் அவங்களோட அந்த நோயால் வர கம்ப்ளிகேஷன் அதாவது டீஹைட்ரேட் ஆவாங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க குடியும் டீஹைட்ரேட் ஆவாங்க அது நேரம் வாமிட்டிங் ஓவராக போகும் அது நேரம் சில பிள்ளைங்களுக்கு சில நரம்பு சம்பந்தமான வந்து வந்து சரியான தகவல் படி குறவு தான் ஆனால் வர சாத்தியங்கள் இருக்குது அதிகமான சாத்தியங்கள் இருக்குது இப்போ சின்ன குழந்தைங்களை நாங்கள் வீட்டில் வைத்து பராமரிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அதில் இப்படியான வருத்தங்கள் வருகின்ற பொழுது அதை நாங்கள் இன்னும் கவனமாக பாதுகாக்க வேணும் இப்போ சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கின்ற பொழுது டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க சின்னாக்கள் வந்தால் ஒரு பாரதரமான விளைவை ஏற்படுத்தாது ஏன்னா வேக்சின் அடிச்சிருப்பாங்க பெரியாக்களுக்கு வந்து பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை வந்து நாங்கள் முற்று முழுதாக குணப்படுத்த முடியுமா அப்படி வந்துச்சு என்று சொன்னாங்க குணப்படுத்துறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும் டாக்டர் இப்போ நாங்கள் எல்லா தொற்று நோயும் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு தொற்றால் வருது அப்போ முதல் கட்ட வேலைன்னு சொன்னால் நாங்கள் இன்னொருத்தருக்கு பரவுறத பரப்புறது நிப்பாட்டணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ சிக்கன் பாக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் வந்து வார கொப்பலங்க செஸ்ட் மாதிரி இடத்துல தான் வரும் ஃப்ரண்ட் சைடில் செஸ்ட்டில் அதுக்கப்புறம் பேக் சைடுக்கு போகும் அப்புறம் ஃபேஸில் அதுக்கப்புறம் உடம்பு இப்போ நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் சிக்கன் பாக்ஸ் கொப்பலக்கெல்லாம் வந்து ஆக்கள் சில பருவன்னு நினைக்கிறது உடைக்கிற உடைப்பாங்க உடைப்பாங்க பருன்னு நினைக்கிற இல்லாட்டி வேறு எதுவும் எறும்பு சரி எது சரி கடிச்சிருந்துச்சு அப்போ அதை ஃபஸ்ட்டு செஸ்ட் ஏரியாவில் வரும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அந்த செஸ்ட் ஏரியாவில் வர கொப்பலங்களை சரியாக கண்டுபிடிக்கிறது சிக்கன் இப்போ ரெண்டு மூணுண்டு அவசர அவசரமாக வரும் இன்னைக்கு ரெண்டுன்னு சொன்னால் நாளை மூணு நாள் அப்படி வரக்கொள்ளையா பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய வீட்டில் தான் வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து கைகளை நல்லா கழுகணும் அந்த பிள்ளைய தனிப்படுத்த தேவையில்ல ஆனால் வீட்டில் வந்து அவங்களுக்கு சுகாதார இப்போ நாங்கள் கோவிடோடு சரியான மட்டும் அந்த சுகாதார வழிமுறைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் பழகிட்டோம் பழகிட்டோம் அப்போ அந்த மாஸ்க்கை போட்டுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அப்போ அந்த குழந்தைய வந்து அது முக்கியமான விஷயம் வந்து நல்ல நியூட்ரிஷனான சாப்பாடு எங்கள் டாக்டர் வந்து நிறைய நாங்கள் நாங்கள் நோட் பண்ணிடுற ஃபீல்டில் வந்து சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அந்த டைமுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி சாப்பாடு இல்லை எல்லா விதமான சாப்பாடும் ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்தாலும் நார்மல் ஹெல்தி டயட் வந்து எடுக்கலாம் கூடுதலாக டாக்டர் இது சமய முறைப்படி இது ஒரு பக்கம் ஆக்கள் பார்க்குறதால இந்த மாமிச உணவுகளை கொடுக்குறத தவிர்த்து கொள்வாங்க இது குழந்தையோட உடலுக்கு எதுவும் ஆபத்தை ஏற்படுத்துமா இப்போ ஒரு குழந்தை வந்து நோயாக இருக்கும்போது அவங்களோட இம்யூனிட்டி வீக் அப்போ இம்யூனிட்டியை உருவாக்குறது வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எங்களுக்கு தெரியும் புரதம் அதிகமான சாப்பாடுங்கத்தான் எங்களுக்கு அந்த டைமுக்கு யூஸ்வலாக இம்யூனிட்டிக்கு தேவையான புரதம் அதிகமான சாப் புரதம் அதிகமான சாப்பாடு எதில் இருக்குது மாமிசங்கள் தான் அடுத்தது இப்போ வெஜிடேரியன் ஆக்கள்னு சொன்னால் அதுக்கு சம்மந்தமாக அப்போ நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் புரதம் மிச்சான சாப்பாடு இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுன்னு சொன்னால் அந்த புள்ளோட இம்யூனிட்டி இன்னும் வீக் ஆகும் அதனால சாப்பாடுன்ற விஷயத்தில் எந்த ஒரு திங்கிங் இல்லாமல் கொடுக்கலாம் டாக்டர் இன்னும் ஒரு பெரிய ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தா இல்லை ஹேண்ட் ஃபுட் மவுத் அப்படின்னு சொல்லி இது நிறைய தாய்மார்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது தொடர்பாகவும் கொஞ்சம் விரிவாக கதைக்கலாம் டாக்டர் என்னென்னா நிறைய பேருக்கு இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் வந்து யூஸ்வலாக அதாவது கொமனாக வர்றது வந்து ஐந்து வயதுக்கு குறைவில் நாங்கள் சொல்கிறோம் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் சோரி போகிறவங்க அவங்களுக்கு தான் யூஸ்வலாக கொமன் இப்போ நாங்கள் ஸ்கூல்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் வேணால் கிரேட் ஒன் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும் அப்போ இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத்துன்னா அந்த பேர்லேயே இருக்குது அந்த டிசீஸ் கொமனில் வர்றது வந்து கையில் கையிலன்னு சொன்னீங்கன்னா இந்த ஏரியாவில் சின்ன கொப்பளங்கள் வரும் சின்ன பிள்ளைங்களுக்கு வரும் இந்த ஏரியா அந்த மாதிரி இந்த ஃபோல்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஏரியாவில் தான் ஃபஸ்ட்டு தோணும் அது மாதிரி காலில் காலில் வரும் இந்த முழங்கால் இல்லாட்டி நீ ஜாயிண்ட்ல அந்த மாதிரி வரும் வாயில் வாயை சுற்றியா டாக்டர் வாயை சுற்றி தான் ஸ்டார்ட் பண்ணும் சின்ன சின்ன பொக்கரங்கள் மாதிரி வரும் அப்போ அதே அந்த கண்டிஷன்ஸ் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு வந்து ஹை ஃபீவர் வரும் இப்போ ஹை ஃபீவரோட இந்த செனல் ரேஷ் வந்து பிறகு வரும் ரெண்டு மூணு நாள் முதல்ல காய்ச்சலில் தொடங்கினு சொன்னால் இப்போ இந்த டிசீஸ் கூட ஒரு யூஸ்வலாக ஒரு சிக்ஸ் செவன் டேஸுக்கு இருக்குது அதாவது காய்ச்சல் முதல்ல அதுக்கப்புறம் இந்த கொப்பளங்கள் வந்து ஃபுல்லாக சுகமாகிறதுக்கு ஒரு டூ வீக்ஸ் கிட்ட ஒழுங்காக எடுக்கும் ஒன் டு டூ வீக்ஸ் எடுக்கும் அப்படி இருக்கும்போது அந்த வாயில் வந்து ஒரு சின்ன சின்ன பொக்கலமாக வரக்கொள்ளே அம்மாமார்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் இந்த கைகளில் ஹை ஃபீவர் வரும் சரியான உரத்த காய்ச்சல் வரும் அப்போ பயப்படாதீங்க எனது ஹை ஃபீவரோட ஒன்றுமே அதாவது இருமல் தடுமல் எதுவும் இல்லாமல் வரும் சில குழந்தைங்க கொஞ்சம் தடுமல் இருக்கும் அப்போ அந்த ஹை ஃபீவர் வரைக்குள்ள எங்களுக்கு தெரியும் அந்த அளவான பெனடோலை கொடுப்பாங்க கொடுக்கணும் அது தவிர அந்த பேரண்ட்ஸுக்கு நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அந்த சரியான காய்ச்சலை குறைக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குது அந்த ஸ்பாஞ்சிங் என்று சொல்லுவாங்க அதாவது ஒரு டவலை நல்லா வார்ம் வாட்டரில் வந்து நல்லா புளிஞ்செடுத்து அந்த குழந்தைய நல்லா சுற்றுங்க அப்படின்னு ஸ்பெஷலாக அந்த ஆம் பிட்டுக்குள்ளால் எடுத்து அக்குள் அதுக்குள்ளால் எடுத்து அந்த குழந்தைய நல்லா அந்த டவலால் தொடங்க தலையை நல்லா தொடச்சி இதை திருப்பி திருப்பி செஞ்சுட்டீங்க பெனடோலோடு அதையும் செய்யும்போது அந்த காய்ச்சல் நல்லா குறையும் இல்லாட்டி எங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அது ஆறு வயசு குழந்தை குழந்தைங்க ஃபீவர் கூடினா காய்ச்சல் கூடினா ஃபெப்ராய்டு கன்வர்ஷன் அந்த காய்ச்சலோட வர வலிப்பு வரையிலும் ஃபிட் வர அப்போ அவங்க வந்து அந்த ஒழுங்காக காய்ச்சலை டக்குன்னு குறைச்சிடும் இப்போ காய்ச்சல் குறை குறையத்தோடையுமே இல்லாட்டி காய்ச்சலோடையும் குழந்தைங்களுக்கு முதல்ல சாப்பிட மாட்டாங்க அதோடய அந்த வாயால் வந்து அந்த உமிழ்நீர் அப்படியே கொட்டிட்டு இருக்கும் சின்ன பிள்ளை குழந்தைங்களுக்கு அதே இப்போ அதோட இந்த வாய் கைகளில் வந்து அந்த இது வந்து இந்த டிசீஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் குழந்தைக்கு காய்ச்சலை குறைச்சிடும் ஆனால் இந்த கொப்பளங்கள் வந்து ஒரு ஒரு தெரிகிற பாகத்தில் நல்லாவே வரும் ஈவன் பேக் சைட் அந்த பட்டாக் ரீஜன்ஸ்லலாம் வரும் அப்படி வரும்போது பேரண்ட்ஸ் வந்து முதல்ல செய்ய வேண்டியது வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சொரிச்சலை தராது அதனால் பயப்பட தேவையில்லை சில பேர் நினைக்கிறேன் அது சொரியுதோ தெரியா குழந்தைங்களுக்கு சொரிச்சல் குறவு ஆனால் சோத் ரோட் வரும் இந்த அந்த கொப்பளங்கள் வாய்க்குள்ள மட்டும் இல்லை தொண்டைக்குள்ளேயும் வரும் அப்போ அவங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ண வேணும் அந்த டைமுக்கு அது பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா டாக்டர் ஓ அந்த கொப்பளங்க வாயில் மட்டும் இல்லை தொண்டைக்குள்ளே வரும்போது ஃபோர்ஸ் பண்ணிப்பேன் யூஸ்வலாக அப்படி கண்டிஷன்ஸ் வரக்குள்ள அம்மாங்க வந்து இந்த டாக்டரோட நாடி இருப்பாங்க அப்போ அந்த டாக்டர் ஹேண்ட் ஃபுட் மாத்துன்னு சொன்னக்குள்ள ஸோ அதுக்கு வந்து மெயினாக நான் கொடுக்குறது தெரியும் காய்ச்சலுக்கு பெனடோலும் அந்த சொரிச்சலுக்கு அந்த கொஞ்சம் அந்த சொரிச்சல் வராது ஆனால் அந்த பிள்ளையோட அன்கம்ஃபர்டபுளை குறைக்கிறதுக்கு ஒரு மெடிசின்ஸும் எதுவும் அப்ளை பண்ண தான் கொடுப்பாங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படி எதுவும் தேவையில்லை அதை நாங்கள் யாய வச்சுக்கணும் இப்போ ஹைஃபை மெடிசின்ஸ் இதுக்கு தேவையில்லை டூ த்ரீ டேஸில் அதாவே குணமாயிடும் இது வந்து வெரி காமன் இப்போ நாங்கள் ப்ரீ ஸ்கூல்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் இப்படி கொப்பளங்கள் காய்ச்சல் தயவு செஞ்சு ஸ்கூல்ஸுக்கு அனுப்ப வேணும் ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸுக்கு குழந்தை அனுப்பும்போது சரியான மட்டும் பரவும் வேகமாக பரவும் இப்போ நாங்கள் சின்ன குழந்தைங்க இப்படி மேசையில் கையெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அப்போ அது பிடிக்கும்போது அந்த அந்த பிள்ளைங்க இன்னத்திற்கு பரவும் ஸ்ப்ரெட் ஆகாது அப்போ நாங்கள் கட்டாயம் இன்னொரு பொறுப்பான விஷயம் சொன்னால் இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் இருக்கிற பேரண்ட்ஸ் கட்டாயம் ஸ்கூல் ஸ்கூலோ ப்ரீ ஸ்கூலில் டீச்சர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ சில நேரம் அவங்க கையை பிடிச்சிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ் செய்வாங்க அப்படி இல்லாட்டி ப்ளே பண்ணலாம் அந்த டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் அந்த கிளாஸில் இதுக்கு டாக்டர் இப்போ நாங்கள் வைத்தியர்கிட்ட போகாமல் வீட்டிலேயே நிறைய பேர் அதுக்கான மருந்தெல்லாம் செய்து கொண்டிருப்பாங்களே தெரிஞ்ச வைத்தியங்கள்லாம் இப்படி செய்கிறதால எதுவும் பாதிப்பு ஏற்படுமா இது வந்து ரிஸ் தானாகவே குணமாகிறது தான் ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சில நேரம் கம்ப்ளிகேட் ஆகும் ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க தானே அதான் சொல்லுங்கள் டீஹைட்ரேட் சாப்பிடாதால அப்போ இவங்களுக்கு சரியான சாப்பாடு என்னன்னு சொல்லி இவங்களுக்கு கம்ஃபர்டபுளானது கூல் சாப்பாடு இப்போ சில நேரம் நாங்கள் ஜெல்லி அதெல்லாம் காய்ச்சல் டைம் கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த கண்டிஷனில் கொடுக்கலாம் ஏன்னா அவங்களோட தொண்டையால் எதுவும் அவங்களுக்கு சரி உமிழ் நீரே அவங்களுக்கு விழுங்க கஷ்டம்னு சொன்னால் சாப்பாடு சாப்பிட எப்படியும் கஷ்டம் அப்போ ஜெலி யோகட் அது மாதிரி சாப்பிடுங்க சாப்பாடு கொடுத்தது காய்ச்சல் உண்மையிலே ஒரு கோஃப் ஒன்றும் இருக்காது அந்த காய்ச்சல் அப்போ கட்டாயம் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் பேரண்ட்ஸ் பயப்படுவாங்களே காய்ச்சலுக்கு நேரம் நாங்கள் கூலான சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கூலான சாப்பாடு ஏன்னு சொல்லி பெரிய அந்த ஐஸில் ஃப்ரீஸ் பண்ணதில்லை யூஸ்வலாக அந்த நார்மல் கூல் சாப்பாடு என்னென்னா அவங்களுக்கு வேற ஒன்றும் விழுங்கேல தொண்டையால் விழுங்கேல இன்னொரு விஷயம் சொன்னீங்க டாக்டர் காய்ச்சல் வந்தால் நாங்கள் ஈர துணியாலே ஸ்பொஞ்சாலே செய்யணும் அப்படின்னு இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து செய்கிறதுக்கு பயப்படுவாங்க என்னென்னு சொன்னால் இன்னும் காய்ச்சலை கூட்டும் அப்படின்னு சொல்லி இல்லையா டாக்டர் நேரத்தை நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபிட் மாதிரி வந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வயசு வரைக்கும் நாங்கள் அவங்களை கவனமாக பார்த்துக்கணும் இன்னும் ஒரு ஃபிட் வர வராமல் பாதுகாக்கிறது அப்படியான விஷயங்கள் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தெரியக்கூடியதாக இருக்கா யூஸ்வலாக ஃபிட் வந்த குழந்தைங்களோட அம்மாங்களுக்குன்னா அம்மாவோ அப்பா அவங்களுக்கு இந்த விஷயத்த நல்ல ஒரு அறிவுரை இருக்கு இப்போ வந்து இன்னொரு ஃபிட் இப்போ ஃபிட் வந்த குழந்தை ஃபெப்ரவரி கன்வர்ஷன் காய்ச்சலோட வந்த ஃபிட் வந்த குழந்தைங்களுக்குன்னு சொன்னால் ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க காய்ச்சல் வரக்கொள்ளே கொடுக்க சொல்லி அப்படி இல்லாட்டி பனடோல் அந்த சரியான மாத்திரோட அளவை வந்து சரியாக கொடுக்கணும் சின்ன குழந்தைங்க சிறப்பாக கொடுக்கணும் அந்த அளவான மாத்திரை இந்த அந்த அளவை தான் கொடுக்கணும் சிக்ஸ் ஹவர்ஸுக்கு ஒருக்கா கொடுக்கணும் சிக்ஸ் ஹவர்ஸுக்கு ஒருக்கா கொடுக்கணும் அதே நேரம் அந்த காய்ச்சல் வந்து சில வைரஸ் காய்ச்சல் டூ த்ரீ ஹவர்ஸ் மாதத்தில் திருப்பி வரும் காய்ச்சல் குறையாது சரியா அப்ப திருப்பி திருப்பி வரும்போது அந்த ஸ்பஞ்சிங் வந்து நல்ல மெத்தட் சயின்டிஃபிக்கலாக அது ப்ரூவன் மெத்தட் அப்போ நல்ல ஒரு டவல் வந்து குளிர் தண்ணியில் நினைக்கிறது இல்லை கொஞ்சம் வார்ம் வாட்டர் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நினைச்சி அந்த குழந்தையை நல்லா தொடச்சி தொடச்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் திருப்பி பேனலோடு கொடுக்கும்போது குறையும் ஸ்பெஷலாக அந்த நான் இது நெத்தி ஏரியா அதெல்லாம் வந்து போடலாம் போடணும் சரி அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் தெய்மாமீட்டர் வச்சுருந்தீங்க சொன்னால் உடனடியாக அந்த காய்ச்சலை பார்த்தாலும் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படியும் காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வைத்தியம் நாடுறது உங்களுக்கு சிறந்தாக இருக்கும் நாங்கள் அந்த கண்டிஷனில் ரெண்டு கண்டிஷன் பார்த்துருந்தோம் டாக்டர் மூன்றாவது கண்டிஷனுக்கு நாங்கள் போவோமா அடுத்தது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து ஸ்கின் ரேஷஸோட வர ஃபீவரில் முக்கியமானது வந்து மீசல்ஸ்ன்னு மீசல்ஸ்னா தட்டம்னு சொல்லுவாங்க அது ரேஷ் வந்து ஒரு ஸ்ப்ரெட்டிங் இருக்கும் தட்டம்னு சொல்லுது தமிழ் அப்போ சின் சின்னதாக இருக்கும் கொப்பலுங்க ஆக சிறு இந்த பருவ விட சிறுசாக இருக்கும் வேக்கூறு மாதிரி தான் சில பேர் கன்ஃபியூஸ் ஆகுது வேக்கூரோட அப்போ அது வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும் ரெட்டிஷ் கலரில் இது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு வேக்சின் அடிக்கிறோம் சின்ன குழந்தைங்களுக்கு ஒன்பது மாதத்துலேயும் ஆறு மா அந்த மூணு வயசுலேயும் இந்த வேக்சின் சொல்கிற எம்எம்ஆர் வேக்சின் உண்டு மீசஸ் மம்ஸ் ருபெல்லா மீசஸ் அது மம்ஸ்னா கூக கட்டு வராமல் இருக்கிறது அது ருபெல்லா இது வராமல் இருக்கிறதுக்கு அந்த எம்எம்ஆர் வேக்சினை இன்றைக்கி கவர்மெண்ட் செக்டரில் வேக்சின்ஸில் வந்து ஒன்பது மாதத்துலேயும் மூணு வயசுலேயும் அடிக்குது இது அடித்தவங்களுக்கு வந்து இது வராது இந்த குறவு ஸ்ரீலங்கா சரின்னு சொன்னால் நாங்கள் எலிமினேஷன் அதாவது ஸ்ரீலங்காவிலேருந்தே மீசஸை ஃபுல்லாக இல்லாமாக்கிட்டோன்ற சர்டிஃபிகேட்டை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஓ ரெண்டாயிரத்தி பதினேழு எடுத்துட்டோம் ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் இதில் இந்த அந்த அந்த நோய்க்கான இது தாக்கம் வர சான்ஸ் இருக்குது அப்போ அந்த சாரி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடுத்துட்டோம் அப்போ அந்த வந்து அந்த அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நாங்கள் வேக்சின் இன்னும் தொடர்ந்து அடிக்கிறது என்னென்னா அந்த நோய் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்போ என்ன விஷ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது வந்து சரியான டேஞ்சரஸ் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பா பாதிப்பு சரியான கூடு அந்த பாதிப்புல வந்து தடுக்கிறதுக்கு அந்த வேக்சினை நாங்கள் அடிக்கிறதோட இப்போ ரேஷஸ் அந்த வேக்கூறுமாய் வந்த ரேஷ் வந்து பிள்ளைங்களுக்கு ஹை ஃபீவரோட உடம்பு ஃபுல்லாக வந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் டாக்டர்ஸை நாடணும் இப்போ நீங்கள் இப்போ நிறைய வீடுகளுக்கு போயிருப்பீங்க டாக்டர் வீடுகளுக்கு போய் நிறைய கலாய்வெல்லாம் செய்திருப்பீங்க இப்போ இருக்க பெற்றோர்களுக்கு இப்படியா தான் எனக்கு ஒரு எங்களோட பிள்ளைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியக்கூடியதாக இருக்கா சிலவங்க தெரியாமல் அப்படி வீட்டிலே வச்சுருப்பாங்க இல்லையா என்னென்னா அந்த இப்போ நாங்கள் பார்த்த மட்டுக்கு இப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு எமோஷனத்துக்கு அந்த மீசல்ஸுக்கு வந்து கன்ஃபார்ம் டயக்னோஸை விட மீ இது மீசால இருக்கலாம் அப்படின்ற வந்து நாங்கள் யூஸ்வலாக அப்படி நினச்சவங்களை வந்து அது டாக்டர்ஸ் மாதிரி அதை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க அனுப்பிடுவாங்க இப்போ நாங்கள் ப்ரைவேட் செக்டரில் போய் தடுத்தாலும் அது வந்து ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க டவுட்டாக இருந்தாலே அனுப்பிடுவாங்க என்று சொன்னால் அது அந்தளவு டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் உயிர் பறி போகக்கூடிய எதுவும் ஆபத்து டாக்டர் இருக்கலாம் இருக்கலாம் குழந்தையோட இம்யூனிட்டியை பொறுத்து அப்போ அந்த ரேஷ் வந்து ஃபுல்லாக உடம்புல இருக்கும்போது அந்த குழந்தை சரியான இரிட்டபிள் காய்ச்சல் சரியான காய்ச்சலாக இருக்கும் அதே நேரம் அந்த யூஸ்வலான ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இருக்காது குழந்தைகிட்ட அப்போ அந்த குழந்தை வந்து இப்போ யூஸ்வல் அந்த கண்டிஷனில் பேரண்ட்ஸ் எப்படியும் எடுத்துகிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒழுங்கான மேனேஜ்மெண்ட் நடக்கிற ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் இப்போ இது வராமல் தடுக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா டாக்டர் அப்படி தடுக்கிறதுனா வீட்டில் பெற்றோர்கள் என்ன செய்யணும் இப்படி இப்போ நாங்கள் வராமல் தடுக்கிறது மெயினாகவே நாங்கள் வேக்சின் அடிக்கிறோம் இது வந்து மிச்சம் காலமாக அடிக்கிற வேக்சின் அப்போ நாங்கள் அதை சொன்னோம் இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து இல்லாமல் ஆக்கிட்டோம் ஆனால் இந்த மாதிரி என்னென்ன ஒரு வேக்சின் அடித்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்படி அந்த உடம்பு ஃபுல்லாக வரும் அது அந்த அந்த வேக்கூர்மாய் வரும்போது கட்டாயம் பேரண்ட்ஸுக்கு இப்போ இந்த காய்ச்சலோடு வந்து கட்டாயம் வைத்தியர் அணுகணும் இப்போ நாங்கள் வீட்டில் வச்சுட்டு இருந்து கை மருந்துகள் செஞ்சேன்னு சொன்னால் சில நேரம் அது கம்ப்ளிகேஷன்ஸு கொடுக்கும் இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இப்படி இந்த வருத்தம் வந்து இப்போ அதிகமாக பரவி கொண்டிருக்கா அல்லது ஓரளவு குறைஞ்சிருக்கு இப்போ நான் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் எடுத்துக்கணும் டாக்டர் இப்போ நிறைய இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க ஈவன் நேற்று எங்களுக்கு கொழும்பில் ஒரு கேஸ் வந்து இதாக இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்ண கேஸ் ஒன்று இருக்குது அப்போ இல்லைன்னு இல்லை அப்போ சஸ்பெக்டை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதாவது நாங்கள் லெப்புக்கு அவங்களோட பிளட் டெஸ்ட் அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஆனால் சஸ்பெக்ட்னு சொல்கிறதே ஒரு டேஞ்சரஸ் தான் அப்போ நாங்கள் அந்த பிள்ளை வந்து ஃபுல் மேனேஜ்மெண்ட்டில் வைக்கணும் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ மீசாஸ் கேஸ் ஒன்று ஒரு வீட்டில் அந்த எந்த அளவு சீரியஸ்னு அந்த டிசீஸ் கேஸ் வந்து பாசிட்டிவ் ஆயினன்னு சொன்னால் அது அந்த பிள்ளை வந்துக்கு அப்படி வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு சொல்கிற ரீஜனல் டிரெக்டரேட் அதாவது அந்த மா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வந்து மெயின் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் அது எல்லாருக்கும் அதில் பொறுப்பு அப்போ அந்த ரீஜனல் எபிடமியாலஜிஸ்ட்னு ஆரி அந்த எம்ஓஹெச் எல்லாருக்கும் அதில் ரெஸ்பான்சிபிள் எல்லாரும் அதுக்கு அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அந்த வீசஸில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து அது முன்ன ஸ்ரீலங்காவுக்கு இப்போ வேக்சின்ஸ் கூட முன்னே ஒன் இயர்லலாம் அடித்தாங்க அது பிறகு பிறகு வேக்சின் ஷெடியூலை கூட மாற்றினா வேர்ல்ட் வைடில் மீசஸ் ஒரு திடீர் வந்து பரவி நிறைய குழந்தைங்க இருந்தாங்க இருந்தாங்க அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த வேக்சின் அடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இது கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறாங்களா தான் கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் ப்ரைவேட்டாக அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா ப்ரைவேட்டில் எம்எம்ஆர் வந்து ப்ரைவேட்லேயும் அடிக்கலாம் அந்த எம்எம்ஆர் தான் அந்த மூணும் சேர்ந்து வரும் மீசஸ் மாம்ஸ் ருபெல்லான்னு அந்த அது கூவக்காட்டும் இப்போ நிறைய பேருக்கு வராது உங்களுக்கு தெரிஞ்சு முன்னே இந்த ரெண்டு பக்கம் வீங்கி பெருசாக கூவக்கா இப்போ அது கூட குறையும் ஏன்னா இந்த வேக்சினால அதனால இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் நிறைய நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானாக்கள் வேக்சின் எடுத்தாலும் இன்னும் சின்ன ஒரு அமௌண்ட் டாக்கில் இருக்கிறாங்க இன்னும் ஸ்ரீலங்காவில் வேக்சின் எடுக்காதவங்க டாக்டர் இப்போ அடுத்ததாக இப்போ இலங்கையில் இதுவரையில் இரண்டு பேர் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மங்கி பாக்ஸ் தொடர்பாக கொரோனாவுக்கு பிறகு ஒரு அளவுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் பிறகு இவ்வாறான மக்கி பாக்ஸ் தொற்று ஏற்படுகின்ற பொழுது பெரிய அளவு பாதிப்புன்னு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு குழந்தைகளை பாதிக்கும் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய விஷயத்தில் இது இருக்குமா டாக்டர் கட்டாயமாக எந்த ஒரு தொற்று நோயும் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆபத்தானது தான் இப்போ நாங்கள் மங்கி பாக்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து இந்த டிசீஸ் வந்து யூஸ்வலாக அனிமல்ஸ் டு அனிமல் தான் பரவி கொண்டு இருந்தது இப்போ இது வந்து ஹியூமனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனுஷங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் மெயினாக அவங்கள்ட்ட வந்து அந்த கொப்பளங்கள் நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு தெரியும் அதில் நிறைய கொப்பளங்கள் அந்த கொப்பளங்கள் இருக்கிற இந்த ஊண்டாலையும் அந்த அதே நேரம் ட்ராப்லெட்ஸ் அதாவது நாங்கள் இரும்பும் போது அந்த மாதிரி எல்லா விதமாகவும் அது பரவலாம் இப்போ இது ஏன் டேஞ்சரஸ்ன்னு சொன்னால் இப்போ எங்களோட ஹிஸ்ட்ரியில் எங்களுக்கு தெரியும் ஸ்மால் பாக்ஸுன்ற ஒரு நோய் இருந்துச்சு அந்த அது வந்து இன்றைக்கு உலகத்துலேயே எங்கேயும் இல்லை அது கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு நாள் வேலை இல்லை அது இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி இன்றைக்கு உலகத்துலேயே இல்லை அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இந்த டிசீஸில் இருக்குது அப்போ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதை வந்து இன்றைக்கி நாங்கள் அவசரமாக பரவி கொண்டிருக்கும் போது இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மெஷர்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் கொரோனாவில் கூட அவசரமாக பரவினது கண்ட்ரோல் பண்ணுற மெஷர்ஸ் மெயினாக வந்து எங்களோட என்ட்ரி பாயிண்ட்ஸில் அதாவது ஏர்போர்ட்டோ ஹார்பர்லேயோ நாங்கள் இதுக்கு வந்து ஒழுங்கான ப்ரிவென்ஷன்ஸ் மெத்தட் எடுக்கணும் இப்போ இப்போ இன்னமும் நாங்கள் கோவிடுக்கு பிசிஆர் எடுத்துகிட்டு தான் போகிறோம் அப்போ அது மாதிரி இந்த டிசீசஸை வந்து ப்ரிவெண்ட் தன் இந்த இந்த சுச்சுவேஷனில் எங்கள்கிட்ட மெயினாக இருக்கிறது வந்து இதை எப்படி பாதுகாக்கிறது வராமல் எப்படி பாதுகாக்கிறது அதுக்கான முயற்சிகளை செய்யும்போது சாதாரண எங்களுக்கு தெரிஞ்ச சுகாதார நடைமுறைகளை கட்டாயம் நாங்கள் பேணணும் இப்போ நாங்கள் சொன்ன கை கழுவுறது மாஸ்க் அணிது இதெல்லாம் யூஸ் பண்ணணும் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணாமல் அதை விட விட எங்கள்கிட்ட இருந்த சுகாதார முறைகளை வந்து நாங்கள் குறைச்சி கொண்டு போகும்போது இந்த டிசீஸ் எங்களுக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ நீங்கள் கேட்டீங்க சின்ன குழந்தைகளுக்கு எந்த மாதிரின்னு சொல்லி இப்போ எங்களுக்கு தெரியும் ஈவன் கொரோனாவில் கூட நாங்கள் அந்த டேஞ்சரஸ் ஜோனில் வச்சுருந்தவங்க மெயினானவங்க வந்து சிறு குழந்தைகளும் வயதானவங்க இங்கேயும் அதே தான் இந்த ரெண்டு கூட்டம் அதாவது இம்யூனிட்டி வீக்கானவங்க இதோட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயினன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டேஞ்சரஸான கம்ப்ளிகேட்டும் இந்த டிசீஸ் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆக ரெண்டு டு நாலு வீக்ஸ் போகும் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த டிசீஸை ஏர்லியாக கண்டுபிடிக்கணும் இதே மெயினாக கண்டுபிடிக்கிறது பிசிஆர் மெத்தட் தான் அப்போ யாராவது ஃபாரின்லேருந்து வந்தவங்க இல்லை இது மாதிரி கொப்பளங்கள் வந்தவங்க அவசரமாக வந்து அவ அரு நியரஸ்ட் டாக்டர்ஸ் அது அருகில் டாக்டர்ஸ்கிட்ட போகிறது தான் பெட்டர் இப்போ ஏர்லியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நான் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இதில் வந்து என்ன சொல்லணும் அந்த நோயாளர் அல்லது அந்த இனங்காணப்பட்டவர் வந்து உண்மையான விஷயம் தான் சொல்லணும் இல்லையா டாக்டர் அப்போ தான் அவங்களை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இது கொரோனா காலத்துலேயும் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு இப்போ யாராவது கொரோனா வந்து சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரையும் சொல்ல மாட்டாங்க இப்படிதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதில் அந்த உண்மையை மறைக்கும் போது இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கு இல்லையா டாக்டர் நிச்சயமா இப்போ எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்போ அது அப்படி இருக்கும்போது நாங்கள் திருப்பி இப்போ மங்கி பாக்ஸ்ன்றது வந்து சில நேரம் கொரோனா விட வேர்ஸாக இருக்கலாம் இப்போ எங்களுக்கு நார்மல் இப்போ எங்களுக்கு அந்த சீரியஸில் அந்த வைரஸ் கொரோனா ஆரம்பிச்சது முதல்ல எங்களுக்கு என்னென்னா வைரஸ் வந்து அந்த மியூட்டேஷன் ஆகுறது அதாவது அவங்களோட ஜீன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது அது என்ன மாதிரி கம்ப்ளிகேஷன்ஸை தரும்னு தெரியாது இப்போ அது ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் இம்யூனிட்டி ஆகும்போது அவங்களோட இம்யூனிட்டியை வளர்க்கும் போதையும் அதே நேரம் அந்த வைரஸும் தண்ட மியூட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணும் அப்படி இருக்கும்போது இப்போ எங்களுக்கே தெரியும் கொரோனாவில் ஒவ்வொரு வேரியண்ட் வரும்போதும் அதில் சிம்டம்ஸ் வித்தியாசப்பட்டுச்சு அப்போ அதே இதுலேயும் வரையிலும் அதனால் மெயினாக வந்து இப்போ யூஷ் இப்போ எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஐடியா தான் ஒழுங்கான சுகாதார நடைமுறைகளை பின் பின்பற்றுது ரெண்டாவது இப்படி ஏதாவது கம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாட்டி சிம் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க நோயாளிகள் கட்டாயம் டாக்டர்ஸ் வந்துட்டு போகணும் அதே நேரம் அப்படி இருந்தவங்க அப்படி அவங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் வந்துட்டு போகிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த ஊரில் இருக்கிற பிஹெச் ஆகிட்ட சொல்லுங்கள் ஏன்னா அவர் எல்லா இன்வெஸ்டிகேஷன் செய்ய உதவி செய்வார் இப்போ நீங்கள் நாங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த டிசீஸ் வந்து இப்போ ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட்டாக வந்தவர் ஃபுல்லாக கியூர் ஆகிட்டார் அப்படி இருக்கும்போது இதை வந்து நாங்கள் மறைச்சோம்னு மனுஷன் இப்போ அவர் மறைச்சிருந்து அவர் நிறைய பேருக்கு பரப்பியிருக்கலாம் அந்த மாதிரி ஸோ அதை மறைக்கிறத விட இதுக்கான என்ன செய்யலாம்ன்றத பார்க்குறது தான் பெட்டர் அதே நேரத்தில் இப்போ நான் ஒரு கிராமங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு நிறைய பேர் இது வரதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா வெளிநாட்டிலேருந்து போயிட்டு வந்தாக்கள் தான் ஏற்படக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது இப்போ இந்த மங்கி பாக்ஸ் ஏற்பட்ட ஒருவர் வந்து டாக்டர் அவருக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா அல்லது கொரோனா மாதிரி எதுவுமே ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவங்கள தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்களா என்ன மாதிரியான சிகிச்சை அவங்களுக்கு வழங்குறாங்க எந்த ஒரு வைரஸ் நோயும் எடுத்த சொன்னால் நாங்கள் எங்களுக்கு இது தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு இல்லை மெயினாக வந்து வேக்சின் இப்போ மங்கி பாக்ஸுக்கு இன்னும் வேக்சின் நாங்கள் இன்னும் ஸ்டெப்ஸில் தான் இருக்கிறோம் அதை கண்டுபிடிக்கிற அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அதாவது நோய் அறிகுறிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட மேனேஜ்மெண்ட் போகும் காய்ச்சலுக்கு அது என்னென்ன அவங்களோட ரேஷஸுக்கு அவங்களோட கொப்பளங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஆக்களுக்கு சொல்லுவாங்க செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது இந்த வைரஸோடு இன்னொரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரையிலும் அது நியூமோனியா அதை மாதிரி வராமல் தடுக்கிறது தான் இப்போ இருக்கிற இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது கொரோனாக்கு அணிந்த மாதிரியான பாதுகாப்பு நடைமுறை நாங்கள் பின்பற்ற வேண்டும் இல்லையா டாக்டர் இப்போ இதுக்கு கட்டாயம் நாங்கள் மாஸ்க் அணியணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு மாஸ்க் அணியிறது மறந்துட்டாங்க ஏன்னா அந்த கொரோனா தொடர்பான அச்சம் இல்லாமல் போகுது இப்போ இளைஞரன் ஒரு ஆய்வுப்படி டாக்டர் இப்போ கொரோனாவுக்கு பிறகு நாங்கள் மாஸ்க் அணிய ஆரம்பித்ததுக்கு பிறகு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த தொற்று நோய் பாதிப்புலேருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மாஸ்க் அணிகிற கலாச்சாரத்துக்கு நாங்கள் போக வேண்டுமா இப்போ இன்னும் மாஸ்க் அணிகிறது வந்து சர்க்குலர் படி கட்டாயம் கட்டாயம் ஆனால் நிறைய பேர் அணியா அணியாமல் இருந்தாலும் இது வந்து கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய உண்டு இப்போ நாங்கள் ஸ்கூல்ஸில் எடுத்தோம்னு சொன்னால் கட்டாயம் பிள்ளைங்க அணியிறாங்க டீச்சர்ஸ் அணியிறாங்க வேலை செய்கிற இடத்துல அணியிறாங்க ஆனால் அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் மேல் மாகாணத்தை எடுத்தோம்னு சொன்னால் நான் நாங்கள் ஃபீல்டுக்கு போனதை பார்த்தா மேல் மாகாணத்தில் ஓரளவு அணியிறாங்க ஓரளவு நிறைய பேர் அணிவாங்க பப்ளிக் ஆனால் இதே கொஞ்சம் அவுட்டாக கொலம்போ அதை கொழும்பு விட்டு வெளியே போக போகும்போது நோட் பண்ணுற விஷயம் என்னென்னு மாஸ்க் நிறைய பேர் அணியிறது இல்லை அப்போ இதை வந்து ஒரு பழக்கமாகவே வச்சேன்னு சொன்னால் யாருக்கும் பாதிப்பு இல்லை ஒரு மாஸ்க்கை வந்து அணியிறத்தில் இன்னொருத்தருக்கு நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த சீசனல் ஃப்ளூண்டுவாங்க இந்த சீசனில் வந்து ரெய்னி சீசன் அப்போ சீசனல் ஃப்ளூ வந்து இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி அதுகள் வந்து எப்படியும் அந்த ட்ராப்லெட்டால் தான் பரவுறது ஈவன் அதை கூட எங்களுக்கு வராமல் கா பாதுகாத்துக்கொள்ள இல்லை இப்போ நிறைய பேருக்கு இப்போ தெரியும் இப்போ ஃபீவர் தொண்டை வலி இருமல் எல்லாம் இப்ப நிறைய பேருக்கு இருக்கு ஆனா அது வந்து சீசனல் ஃப்ளூ இந்த ஈவன் இந்த ரெய்னி சீசன் வரும் அப்ப அதுவும் பரவாம ஈவன் இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாலும் ஒரு இம்யூனிட்டி வீக் ஆனவங்களுக்கு அது காம்ப்ளிகேஷன் பிரெக்னென்ட் ஆனவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா காம்ப்ளிகேஷன் அப்ப அதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னா நாங்க கட்டாயம் மாஸ்க் அணிறது தான் நல்லது இப்ப கொரோனா வந்த காலகட்டத்திலையும் மேல் மாகாணத்துல தான் அதிகமானோர் பாதிக்கப்பட்டாங்க இப்போ மங்கி ஃபாக்ஸும் இப்போது வந்திருக்கு இலங்கைக்கு எனவே இந்த மேல்மாகாண சுகாதார சேவை பணியகத்தால் இந்த வருமுன் காப்போம் அந்த நடவடிக்கை மாதிரி இதை வரமுன் காப்பதுக்கு எது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் வைத்திய அதிகாரியாக இருக்கிறபடி அந்த விடயங்களை நீங்கள் பயந்து கொள்ளலாம் நாங்கள் ஏற்கனவே மங்கி பாக்ஸை பற்றின விழிப்புணர்வு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எங்களோட பப்ளிக் ஹெல்த் ஸ்டாஃபுக்கு அதாவது பிஹெச்ஐ பிஹெச்எம் எம்ஓஹெச்எஸ்க்கு வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஈவன் அவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் ஒரு புதிய விஷயம் மங்கி பாக்ஸ் அப்போ நிறைய ப்ரோக்ராம் செஞ்சு அவங்கள்ட்ட அவங்களோட ஐடியாவை தெரிஞ்சுக்கொண்டு அவங்களுக்கு தேவையானதுகள் அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி கொரோனாவால் தெரியும் ஒரு ஃபீல் இப்படி ஒரு கேஸ் ஆகினா என்ன செய்யணும் அனுபவம் இருக்கு அனுபவம் ஆனால் அதோட இப்போ இவங்களுக்கு ஒரு மங்கி பாக்ஸ் இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும் மெயினானது வந்து ஸ்ரீலங்காவில் நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு இருக்குது ஒரு தொற்று நோய் வந்தால் எப்படி அது வரும் என்றது என்ன மாதிரியான விஷயம் டாக்டர் அது என்னென்னா ஒரு ஃபோம் அந்த ஃபோம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற மெயினான ஒரு இருபதுக்கு மேற்பட்ட தொற்று நோய்கள்ட வந்து பேர் இருக்கும் அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயினா இல்லாட்டி ஃபீல்டில் எங்கள்கிட்ட பிஹெச்ஐக்கு தெரிய வரும் இந்த ஆளுக்கு டெங்கு இல்லை டிபி இல்லை ஏதாவது ஒரு டிசீஸ்ன்னு சொன்னால் அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபோமில் தான் எம்ஓஹெச்சுக்கு வரும் அப்போ எம்ஓஎஸ்ட டாஸ்க் என்னன்னு சொன்னால் அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எடுத்து பிஹெச்ஐ கொடுக்குறது அப்போ பிஹெச்ஐ போயிட்டு அந்த ஃபீல்டு அவ இப்போ பிஹெச்ஐடி ஏரியா ஒன்று இருக்குது தானே அங்கே போயிட்டு அந்த வீட்டை பார்ப்பார் அப்போ பார்த்து அந்த யார் டிசீஸ் ஆயினர் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இப்போ டெங்கு மாதிரின்னு சொன்னால் அந்த சு அந்த வ வளாகம் எல்லாம் பார்ப்பார் பரவுற இடமத்தை எல்லாம் பார்த்துட்டு அப்போ அதுக்கான அவங்களோட சௌக்கிய அந்த சுகாதார அந்த ஆலோசனைகளை கொடுத்துட்டு அப்போ அவர் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு எபிட் யூனிட்னு சொல்லுவாங்க தொற்று நோய் பணியம்ட்டு எபிட் யூனிட்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்புவாங்க அதேமாதிரி எங்களுக்கும் கொப்பீஸ் வரும் அப்போ எங்களுக்கு தெரியும் ஓவரால் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதுதான் அந்த நோயை நாங்கள் சொல்கிறதுல இருக்கிற முக்கியமான விஷயம் அப்போ எங்களுக்கு ஒரு டேட்டா இருக்குது எத்தனை பேர் இந்த ஊரில் இந்த டிசீஸோடு இருக்கிறாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களோட அந்த சுகாதார செய்திகள் எல்லாம் வந்து கொடுக்கணும் இப்போ சிக்கன் பாக்ஸ் கூட ஏரியாவுக்கு போய் நாங்கள் சிக்கன் பாக்ஸை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கும்போது அங்குள்ள நிறைய பேருக்கு ப்ரிவெண்ட் ஆகும் இந்த டேட்டா வந்து இப்போ வீட்டில் சிக்கன் பாக்ஸ் இருக்கிறவங்க வந்து கட்டாயம் பேச்சாயிட்ட சொல்லணும் என்னன்னு சொன்னால் அது வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக பரவாமல் தடுக்கிறதுக்கு பிஹெச்ஐ நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாரு அதுக்கு உண்மையான தகவல்களை நாங்கள் சொல்லணும் சில பேர் சிக்கன் பாக்ஸ் எல்லாம் சொல்கிறது இல்லை ஆனால் சொல்லணும் சொல்லணும் சரி இப்போ சில பேர் நாங்கள் வீட்டில் இப்படியான விஷயங்கள் மாறச்சு மங்கி பாக்ஸோ சிக்கன் பாக்ஸோ இப்படியான மாறச்சு இப்போ நீங்கள் போய் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு எதுவும் தண்டனைகள் அப்படி எதுவும் ශ්‍රී ලංකාට எந்த ஒரு தொற்று நோயும் மறக்க இயலாது கட்டாயம் சொல்லணும் என்னன்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல ஸோ அந்த சூழலுக்கே அது பாதிப்பு நிறைய இன்னொருத்தருக்கு வந்து அது லைஃப் த்ரெட்னும் ஆகலும் இன்னொருத்தர் சாகவும் மேலும் அது காரணம் அப்படி இருக்கும்போது இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னு சொன்னா ரேபீஸ் இருக்குது தானே சொல்றது நாய் கடிச்சா வரும் அப்ப ரேபீஸ் வந்து ஒரு வீட்டில் வந்து நாயை வளர்க்குறோம்னு சொன்னால் அந்த ரேபீஸ் டாக்ஸ்க்கு நாய்க்கு அடிக்கிற ஊசி ஒன்று இருக்கு அது அடிச்சிருக்கணும் அப்படி இல்லாமல் அந்த நாய்க்கு அடி அந்த யார் சரி ரோட்ல போகும்போது அந்த வீட்டில் இந்த நாய் கடிச்சிச்சுன்னு சொன்னா அவர் கோர்ட்ல வந்து கேஸ் போடலாம் இந்த நாய் இவர் வேணும்னு கடிக்க வச்சாரு கூட சொல்லி சில வேளை அந்த இப்பொழுது அந்த தடுப்பூசியும் இலங்கையில் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கு டாக்டர் தடுப்பூசியால் தட்டுப்பாடு அதனால நாங்கள் இப்போ அந்த ரேபீஸு கூட நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் செய்கிறோம் சொன்னால் நிறைய கேசஸ் வருது ரேபீஸ் வந்து பாசிட்டிவ் ஆகினா அதுக்கு கியூர் இல்லை சாவுத இந்த நாய் ரோட்டில் இருக்கிற நாய்கள்லாம் மிச்சம் கவனமாக இருக்கணும் அந்த வேக்சின் அடிக்காட்டி கட்டாயம் சாவு சரி ஏன்னா அது வந்து கொமன் ரூல் ஃபேட்டல்னு சொல்லுவாங்க ரேபிஸ் வந்தால் சாவு சாவு இப்போ அந்த சிலரை நாங்கள் பார்த்துருக்குறோம் அவங்களுக்கு நாய் கடித்தால் சில வீட்டில் அந்த உண்மையை மறைப்பாங்க இல்லை சரியாக போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கான அறிகுறிகள் வந்து எப்படி டாக்டர் இருக்கும் முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ரேபீஸ் வந்து நாயால் மட்டும் இல்லை வருது பூனை சில பேர் அந்த சில நேரம் அந்த நாங்கள் சில சுற்றுலாக்கள் போன அந்த குரங்க கூட சில நேரம் கிட்ட வரும் அப்போ அதுக கீறி சொரான்னா கூட என்ன பார்க்கணும்னு சொன்னால் ரத்தம் எந்த அளவுக்கு வருதுண்டு சில ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னால் டிரெக்ட் கண்டாக்ட் நல்லாவே கண்டாக்ட் அந்த நாயோ பூனையோ அது சில பேர் ரோட்டில் இருக்கிற பூனை எதுவும் அவங்கள கீறி வெட்டுச்சுன்னு சொன்னால் கணக்கு எடுக்க மாட்டாங்க ஆனால் கட்டாயம் கணக்கு எடுக்கணும் என்னென்னு சொன்னால் ரேபீஸ் வந்து ஒரு அந்த டெத்து தான் அவங்களுக்கு கா அவுட்கம் கட்டாயம் சாகுவாங்கன்றது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் அதுக்கு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக within twenty four hours forty eight ஹவர்ஸுக்குள்ளே போய்ட்டு அந்த வேக்சின் அடிக்கணும் அதாவது அது மூணு நாள் இருக்குது அதோட டாக்ஸைடும் சேர்த்து அடிப்பாங்க அப்படிங்க அந்த வேக்சினை கட்டாயம் எடுக்கலாட்டி அந்த பேஷண்ட்டுக்கு முதல்ல வந்து பெருசாக சிம்டம் வராது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் காலம் போகும்போது நிறைய சிம்டம்ஸ் வரும் அவங்க வந்து அந்த சோஷியலாக வந்து பெருசாக மூவ் ஆக மாட்டாங்க அதே நேரம் அவங்களுக்கு இந்த காய்ச்சல்கள் வரும் அப்படி இருந்திருந்து அவங்களோட உள்ளுக்குள்ள சிஸ்டம் எல்லாமே நிறைய நோய் நோய்வாய்ப்பட்டு அந்த எல்லாம் கம்ப்ளிகேட் ஆகும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு கியோரும் இல்லை அவங்க அப்புறம் நிறைய சன்லைட்டில் இருக்க மாட்டாங்க அது காற்று காற்றுகள் படும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் நிறைய பேர் கதைக்க கூட மாட்டாங்க அது வார்டில் கூட வேறே ஐசோலேட் பண்ணி தான் வச்சுருப்போம் ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு கஷ்டம் இரிட்டபிலிட்டி இப்போ அப்படியான ஒரு சிம்டம்ஸ் வந்ததுக்கு பிறகு டாக்டர் அவங்களே திருப்பி கியோர் பண்ணுறதுக்கான கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்களா டாக்டர் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அப்படியான பேஷண்ட்ஸ் நீங்கள் எதுவும் பார்த்துருக்கிறீங்களா நான் வார்டில் கண்டிருக்கிறேன் அந்த பேஷண்ட் இப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த patient very young patient girl ஒரு thirty thirty thirty one years இருக்கும் அந்த கேர்ள் வந்து அவட் சிஸ்டர் தான் கிட்டோம் இருந்து அந்த சிஸ்டர் அழுவுறா என்னென்னு சொன்னால் ஓகே அவருக்கு நாய் வந்து கடித்தது காலை அப்போ சிஸ்டர் சொல்கிறேன் என் காலை போட்டு சரி என் சிஸ்டரை கொலைப்படுத்துங்கண்டு ஆனால் ஏழாது அந்த அளவுக்கு அது சிவி அந்த பேஷண்ட் ஒரு கோணல் அவ யாருன்னு பேசுறல காத்து படக்கூட கூட வெரி அன்கம்ஃபர்டபுள் அவளுக்கு அவளுக்கு இரிட்டேட்டாக இருக்குது அப்படியான வருத்தம் நான் எதுவும் கடிச்சா டாக்டர் எத்தனை மாதத்துக்குள்ளே இப்படியான சிம்டம்ஸ் எங்களுக்கு வெளியே தெரிய வரும் அது டிபெண்ட் ஆன் த பேஷண்ட்டும் அந்த எவ்வளோ கடிச்சிருந்தேன் பல்லால் கடிக்கிறது இருக்குது ந நகத்தால் சொரன்றது இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வைரஸ் லோட் ஆகிச்சுன்றது தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அது எங்களுக்கு இது தான் பீரியடுன்னு சொல்லல ஈவன் ஒன் இயருக்குள்ள செத்தவங்களும் இருக்கிறாங்க இப்போ நாய் சில நேரம் இப்போ நாங்கள் சொல்லுவோம் அந்த நாய் ஒப்சர்வ் பண்ண சொல்லி அது நிறைய கேள்விப்பட்டேன் டாக்டர் அது உண்மையான விஷயமா டாக்டர் அந்த இப்போ நாங்கள் நாய் க இப்போ நாய் ஒன்று கடித்து அவங்களுக்கு ரேபீஸ்ன்னு சஸ் ரேபீஸ் இல்லை அவங்க வார்டில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அட்மிட் பண்ணாமல் ஓபிடியில் கூட அந்த வேக்சின் அடிக்கலாம் அப்போ அந்த நாய் அந்த அந்த விஷயத்தை டக்குன்னு பிஹெச்ஐக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ நாங்கள் பேசிக்காக அந்த பிஹெச்ஐட நீட் வந்து எல்லா டிசீஸுக்கும் இருக்குது அப்போ ரேபிஸ் அந்த பிஹெச்ஐ வந்து அந்த நாயை வந்து ஒப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க வீட்டார் ஈவன் தெரு நாயின்னு சொன்னாலும் கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணுங்க அந்த நாயின்னு அந்த நாய் சொல்லத்துக்கு ஒன் வீக் டூ வீக்ஸில் செத் செத்துரும் ரேபிஸ் நாயின்டா அப்புறம் அந்த தலை இருக்குது அந்த ரேபி நாயுடு தலையை வந்து நாங்கள் எம்ஆர்ஐக்கு அனுப்புறது மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு அங்கேருந்து நாங்கள் ரிப்போர்ட் எடுக்கிறது அது ரேபிஸ் பாசிட்டிவாக இல்லையாண்டு யூஸ்வலி அந்த ரிப்போர்ட்டு வந்துடும் அதனால தான் அந்த நாயை அப்சர்வ் அந்த நாய் செத்துச்சுன்னு சொன்னால் ஷுவராக அதுக்கு ரேபிஸ் இருக்குன்ற மாதிரி தான் நான் நம்பிக்கை ஓகே அப்போ பேஷண்ட்டுக்கும் நாங்கள் பேஷண்ட்டுக்கு அந்த வேக்சின் அடித்தா ஓகே ஓகே இல்லாட்டி பாரு இல்லாட்டி டேஞ்சரஸ் இப்போ வீட்டு நாய் கூட அந்த அந்த ஷெட்யூல் படி வேக்சின் அடிச்சிருந்தா பயப்பட தேவையில்ல ஆனாலும் ஒரு ப்ரிகாஷனுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேக்சின் அடிச்சுக்கிறது நல்லது சரி இப்படியான இந்த ரோட்டில் நாங்கள் பயணிக்கும் போது தெரு நாய்கள் வந்து கடிக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் எங்கள்கிட்ட இருக்க அந்த கருணை இந்த பாசத்தை எல்லாம் கொண்டு போய் நாங்கள் அப்படியான நாய்கள்கிட்ட காட்டினோம் அப்படின்னு சொன்னால் கடித்தா அதுக்கான மருந்துகள் இல்லை தடுப்பூசிகள் இல்லை இதில் கொஞ்சம் நாங்கள் கவனமாக இருக்கணும் சார் டாக்டர் நிறைவாக நிறைய விஷயத்தை நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கதைச்சோம் நிறைவாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர் பெற்றோர்களுக்கும் அதே நேரத்தில் வீட்டில் இருக்க பெரியாக்களுக்கும் நீங்கள் சொல்கின்ற அட்வைஸ் என்னவாக இருக்கும் அனைத்து எங்களுக்கு தொற்று நோயின்றது வந்து ஒவ்வொரு விதமாக வரலாம் முக்கியமாக வந்து தொற்று நோய்களில் சீரியஸ் வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட் வைரஸா பாக்டீரியாவன் அதுக்கேற்ற மாதிரி டேஞ்சரஸ் அது இப்போ இதே நாங்கள் இப்போ கதைச்சதில் இந்த டாப்பிக்கில் மெயினாக வந்து சின்ன பிள்ளைங்கள் எடுக்கும்போது ஃபீவர் ஒன்றோட ரேஷஸ் இருந்தால் கட்டாயம் டாக்டரை அணுகுங்க என்ன சொன்னால் அதால் வந்து பக்க விளைவுகள் வரும்போது சில நேரம் லேட் விளைவுகளும் வரலாம் இப்போ அதோட அது அதோட சேர்ந்து இன்னொரு இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் ஒன்றும் வரலாம் அதனால் கட்டாயம் அனுப்புங்க அதே நேரம் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டால் அவங்களுக்கு முக்கியமாக தேவையானது போஷாக்கான ஆகாரம் அதே நேரம் சரியான தூக்கம் ரெஸ்ட் குழந்தைகள் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் அவசரப்பட்டு அனுப்ப வேணாம் நல்லா ரெஸ்ட் எடுக்க விடுங்க அதே நேரம் ஒழுங்கான மாத்திரைகளை அளவான அளவில் வந்து சரியாக டைமுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் கியூர் பண்ணி சரி உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயத்தை நாங்கள் நேர்களோடு பயந்து கொண்டிருந்தோம் அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கும் பெரியார்களுக்கும் அதே நேரத்தில் இளைஞர் யுவதிகளுக்கும் நிறைய விழிப்புணர்வு தரக்கூடிய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்திருந்தார் தாய் சேய் மற்றும் தொற்றுநோய் பிரிவின் மேல் மாகாண சுகாதார சேவை பணியகத்தினுடைய வைத்திய அதிகாரி டாக்டர் சானாஸ் தஸ்லிம் அவர்கள் எனவே முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் டாக்டர் என்ன சொன்னால் அதிகமான வேலைப்பாடுக்கு மத்தியிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க எங்கள் வருகை தந்து நிறைய விஷயத்தை பயந்து கொண்டமைக்காக எனவே டாக்டர் லைவ் நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் டாக்டர் நன்றி நன்றி சக்தி டிவியின் மட்டுமொரு டாக்டர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ் எம் ஆர் ராஜ்குமார் நன்றி வணக்கம்